எந்த ஒரு வீடியோவும் ஃபுல்லாக பார்க்காம அறகுறையாக பார்த்துட்டு உண்மையும் தெரியாமல் பொய்யும் புரியாமல் தப்பு தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணி அதில் சுகம் காணும் ஒரு ஃபேக் நீ அந்த வேலையை பாரு போவான் நீ அந்த வேலையை பாரு டேய் உனக்கு வெக்கமா இல்லை அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு எதுவுமே இருக்காது கொஞ்சம் முன்னாடியே பாரு போன வாரம் ஒரு பொண்ணுக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஞாபகம் இருக்கா ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி கரெக்ட் பண்ண போனேன் நெக்ஸ்ட் வீக் வேற அந்த பொண்ணு கூட வெளியே வர போகிறேன் அந்த பொண்ணே நான் தான் நீயா டேட்டிங் வா டின்னர் வாலாம் கூப்பிட்டேனே இந்த கர்ம பூச்சோனையா கூப்பிட்டேன் நீ யோகிய மாதிரி பேசுற நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா செத்து பாருங்களா உங்களெல்லாம் அழிக்க ஒருத்த வருவான்டா எங்களை யாராலையும் அழிக்க முடியாது எதை யாராலையும் அழிக்க முடியும் நாங்களே அழிஞ்சாதான் உண்டு ஐடி <laughs> கமாண்டிசம் ஏ புறம்போக்கு போய் பால் வாங்கிட்டு வா பால் வாங்க சொன்னா வீடியோ போறேன் சொல்லிட்டு இருக்கேன் நான் விஷத்தை வைக்கிறேன் வந்துட்டமா வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு இது புதுசா இருக்கே நான் உங்கள் டிஜே நம்மகிட்ட போல கிருன்னு இருக்காங்க நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கிறாங்களோ சமாளிப்போம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பட் நான் டுடே நம்ம வந்து என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் என்னடா டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஒருவேளை உன் வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸா அதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோமே காரி தானே துப்பியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க பட் அப்படி கிடையாது பொதுவாகவே வந்து எந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து எந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க ஒரு பாசிட்டிவாக பண்ணுற பீப்புள் எப்படி இருப்பாங்க நெகட்டிவாக பண்ணுற பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபேக் ஐடியிலலாம் பண்ணுற பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை நோட்டி சின்ன ஒரு வீடியோ தான் இது ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃபோனை தூக்கி போடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃபோனை தூக்கி போடுங்க ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுற பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலுமே போயிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க உங்களால் முடியும் நீங்கள் நல்லா செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் எவ்வளோ பேரை வேணாலும் சமாளிக்கலாம் can you catch my point tell me catch பா இட்ஸ் நைஸ் நோ ரெண்டாவதாக பார்க்க போகிற ஒரு பீப்புள் யாருன்னா அஷ்டிபாத்ரா நெகட்டிவ் தானே பார்ப்பதற்கே பணியாரம் போல் இருக்கும் இவர்தான் பரந்தாமன் இவர் செய்யும் வேலைகளை பார்த்தால் நீங்களே கோவப்பட்டு கோமாவுக்கு அனுப்பிவிடுவீர்கள் இவர் என்ன செய்வார் என்றால் முதலில் காணொளியை பார்க்காமலே கண்ணா பின்னா என்று கமெண்ட்ஸ் பண்ணுவார் அந்த வீடியோவில் நடிப்பவரை மட்டும் திட்டாமல் குடும்பத்தையும் பக்கத்து வீட்டில் இருக்கும் குறுக்கு சந்தில் இருக்கும் ஆண்டியையும் திட்டியே தீர்ப்பார் எல்லா நல்ல காணொளியின் முரண்களை முதுகுலியே சுமப்பவர் இது போன்ற பிற்போக்குவாதிகளை கொரோனா ஏன் கொள்ளவில்லை என்று தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படிக்கு பால்ராஜ் இது வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப இழுவை போட்டு மொக்க போட்டு அவ்வளோ விரும்பலாம் ஸோ சின்ன ஒரு வீடியோ பண்ணலாம் சின்னதாக குட்டியாக வீடியோ பண்ணலாம் சும்மா வெட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் குட்டி வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிக்கலனாலும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டுமே தான் இந்த ஒரு மூணு நிமிஷம் வீடியோ அடுத்த ஒரு ஆறு நிமிஷமாக வீடியோ வந்து மாறும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன் பாய் பாய் அப்படி போறேன்னு எனக்கு தெரியும் கெட் அவுட்டுன்னுவேன் நீ சொல்லி நான் போனா அது கௌரவம் கிடையாது எனக்கு வேலை இருக்குது நான் போறேன் நீ சிரிச்சுக்கு நேரு